இன்னைக்கு நாம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வர இந்த இருக்க இடம் வந்து பட்டேல் ஸ்டோர்ஸ் இந்த சூப்பர் மார்க்கெட் தான் ஃபேமஸ் நியூ ஜெர்சிலையும் சரி அமெரிக்காலையும் சரி இன்னைக்கு இதை தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம் பாருங்க என்டையர் சரௌண்டிங்ஸ் நம்ம ஃப்ரெண்ட் ரவி வேறு இருக்காரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் வந்து பட்டேல் பிரதர்ஸ் வந்திருக்கோம் ஷாப்பிங்க்கு இங்கே பாருங்க சூப்பர் மார்க்கெட் எப்படி இருக்குன்றது பட்டேல் பிரதேஷ்ன்றது Indian stores Gujarati based Indian stores இது பாருங்க எப்படி இருக்கு இது பட்டேல் பிரதேஷ் எப்படி வெஜிடபிள் மார்க்கெட் இது காய்கறி செக்ஷன்ஸ் காய்கறிலாம் இங்கே வந்து வச்சிருக்காங்க pattaya brothers. Still market. அமெரிக்காலலாம் இளநி இப்படி தான் இங்கே கிடைக்கும் இது வந்து வீட்டான்ற ப்ராடக்ட்டு ஒரு லிட்டர் இளநி வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா three point nine nine dollars நாலு டாலர் நாலு டாலர்ன்றது நம்ம இப்படி எண்பது ரூபான்னு வச்சுருந்தா கூட ஒரு டாலருக்கு முந்நூற்றி இரு இரு இருபது ரூபா முந்நூற்றி இருபது ரூபா நாலு டாலர்ன்றது அதே மாதிரி இங்கே இளநி இப்படி தான் இது வந்து பெசரியன் ப்ராடக்ட் இளநி ரியல் கோகோனட் வாட்டர்ன்றது இது கொஞ்சம் காஸ்ட்லி அஞ்சு டாலர் அஞ்சு டாலர்ன்றது முந்நூற்றி அறுபது ரூபா சாரி நானூறுரூவா நானூறுரூவா அஞ்சு டாலர்ன்றது நானூறுரூவா நாலு டாலருன்றது முந்நூற்றி இருபது ரூபா எண்பது ரூபா மினிக்கு ஒரு டாலர் எண்பது ரூபா மினிக்கு போட்டாங்க இப்படி தான் இருக்கும் ஜூஸ் செக்ஷன்ஸ் ஜூஸுக்குன்னு தனியாக செக்ஷன்ஸ் இருக்குது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் இந்தியன் ஸ்நாக்ஸ் எப்படி இருக்குது பட்டேல் ஸ்வீட்ஸ் எப்படிலாம் கிடைக்கிறது நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணியாச்சு அவங்க பில்லிங் கவுண்டர் முக்கியம் போக போகிறாங்க பில்லிங் கவுண்டர் பிஸ்கெட்ஸ் பாருங்க அதுக்கு முன்னாடி எப்படி ரேக்ஸாக அடுக்கி வச்சுருக்காங்க இந்தியன் பிஸ்கெட்ஸ் குட் டேஸ் மற்ற பிஸ்கெட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே யூஎஸை பற்றி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் till then bye from Aravind